Thank you. ஏது கணக்கு போடாதல்ல கண்ட தனிக்கு அண்ணா தலைவர் எங்க போயிட்டாரு வாங்க அங்க வேறா அது கம்பி அக்காவை சத்தியத்தே இருக்குது அக்காவை அது சத்தியம் சத்தியத்தே இருக்கு சத்தியம் எத்தனை மணிக்கு குதிரை இருக்குது அஞ்சாலும் இருக்கு ஒன்று குண்டு தான் வர மாட்டேன் வேலைக்கு கொடுக்குற அப்படியா குண்டு கொடுக்க மாட்டேன் சரி அது பாசம் பாசம் சொல்லி வச்சு வர மாட்டேன் எல்லாம் ஓட்டு போக மாட்டேங்குது எல்லாம் அப்படி சொன்னதை கேட்க மாட்டேன் ஒரு ஆளுக்கு கடுப்படுது பையன்லாம் வண்டி கவுரி தானே பிடிச்சிருந்தா சாவுத்து ரொம்ப கட்டவன ரொம்ப கட்டி பிடிச்சவன அதுக்கு காவத்து கொடுக்குற அப்படின்னு ஒரே பிடிக்கிறேன் 我也好，都是俺那端。

முப்பத்தி ரெண்டு நிமிடம் செந்தூர் வேலவன் சிறப்பனால் கரூர் மோடி വാക്കാത്തിരണ്ടവിലെ സെന്തൂർ